வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா expiry day so August twenty sixth இன்றைக்கி மார்க்கெட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் ஓப்பனிங்கில் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆச்சு பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய கேண்டில் கொடுத்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஏறிட்டுருக்கு ஸோ இப்போ பா ரேஞ்ச் கூட பார்த்தீங்கன்னா thirty five thousand six hundred range மேலே ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு நிஃப்டி வயல் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்செலாம் தாண்டி ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ பேங்க் நிஃப்டி இப்போ தான் வந்து கொஞ்சம் சடனாக மார்க்கெட் வந்து ஏறுது அந்த ரைசிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சார்ட்டில் பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ பைக்கால் அப்படின்றனால கேண்டில் பாருங்கள் நமக்கு ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிருக்கு ஸோ இது எதுக்காண்டி இப்படி செட்டப் பண்ணியிருக்கோன்னா நீங்கள் டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும் இப்போ மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடணும் அப்படின்றக்காண்டி so buying trend buy call வந்துச்சு அப்படின்னா க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகிற மாதிரியும் அதே செல்லிங் ட்ரெண்ட் செல் கால் அப்படின்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் ஓப்பன் ஆகிற மாதிரியும் செட் பண்ணியிருக்கோம் ஸோ இதனால் யார் வேணாலும் ஜஸ்ட் இந்த சார்ட்டை பார்த்தாலே போதும் ட்ரேட் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் நீங்கள் எவ்ரிடே ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க ஓகே இப்போ கேண்டில் வந்து பார்க்குறக்கு க்ரீன் கலரில் இருக்குது நாம் இப்போ பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிடுவீங்க என்ன பாயிண்ட்டில் பை பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும் ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போகுது பாருங்கள் buy at thirty five thousand six nought three point thirty so thirty five thousand six nought த்ரீயில் பை பண்ணலாம் அப்படின்ட்டு கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு நம்ம தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ் நாட் த்ரீல இப்போ நம்ம பை பண்ணிடலாம் அடுத்து மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல ஸோ அந்த லைன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் ஒன் டார்கெட் டூ இதில் நம்ம எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா thirty five thousand six ninety two தான் நம்ம இதில் எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டார்கெட் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இந்த மாதிரி டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டின்னு இல்லை க்ரூட் ஆயில் இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சார்ட் வந்து கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் ஜெனரேட் ஆகுது பை பண்ணலாமா செல் பண்ணலாமா பண்ணலான்னா எந்த மாதிரி பாயிண்ட் என்ட்ரி பாயிண்ட் வந்து எந்த பாயிண்டில் எடுக்கலாம் எந்த மாதிரி டார்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ்ன்னு அப்படின்ட்டு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ட்டில் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் ஸோ அப்படித்தான் இன்றைக்கி நமக்கு பை கால் வந்து ஜெனரேட் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்குது ஸோ நாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு கிடச்சிருக்க அந்த பைக்கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு நம்ம ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம் ஸோ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்லேயும் இந்த சார்ட் வந்து அப்ளை பண்ணி அந்த ஆப்ஷன் சார்ட்டுக்கும் உங்களுக்கு டேரெக்டாக கால்ஸ் வர மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம் ஸோ ஆப்ஷன் சார்ட்லேயும் உங்களுக்கு கால்ஸ் வரும் நீங்கள் அதை பார்த்து ட்ரேடிங் பண்ணுறதுனா டேரெக்டாக ஆப்ஷனில் அப்ளை பண்ணியும் பண்ண முடியும் அதுக்கு நாங்கள் ரெஃபர் பண்ணுறது இந்த மணி ஆப்ஷன் மட்டும் ரெஃபர் பண்ணுறோம் இல்லாட்டினா நீங்கள் ஃப்யூச்சரை பார்த்துட்டு இந்த ஃப்யூச்சரில் வர்ற கால்ஸாக வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் நீங்களே வந்து ட்ரேடிங்ஸும் வந்து பண்ணிக்கலாம் இதில் டார்கெட் ஒன்று அச்சீவ் ஆகும்போது நீங்கள் அந்த ஆப்ஷனை வந்து கட் பண்ணவும் செஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி ட்ரேடிங்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு நமக்கு இப்போ கூட பை கால் ஜென்ரேட் ஆகி ஃபஸ்ட்டு த்ரீ மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பையிங் ரேஞ்சிலே தான் இருக்குது நமக்கு தேவையான ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா thirty five thousand six ninety two so thirty five thousand six ninety three வருதா அப்படின்றது தான் நாம் இப்போ வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி ஃபோர் ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி நமக்கு பையிங் ரேஞ்சிலேருந்தே கொஞ்சம் வெளியே வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் வந்தது இப்போ நமக்கு ஃபஸ்ட் டாரட்டான thirty five thousand six ninety டூவை பிரேக் அவுட் பண்ணி thirty five seven hundred range வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏறி ஸோ நமக்கு கால் ஜெனரேட் ஆகி ஃபஸ்ட்டு த்ரீ மினிட்ஸ்லேயே ஆக்சுவலி ஃபஸ்ட் டாரட் கிட்டக்க வந்துச்சு பட் அப்போ ஃபஸ்ட் டாரட் கிட்டக்க வந்தாலும் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ண முடியல அந்த thirty five seven hundred range கிட்டக்க நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இருந்திருக்கு ஸோ ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அந்த ரேஞ்சில் இருந்ததுனால மார்க்கெட் ஒவ்வொரு தடவை அந்த சிக்ஸ் நைன்ட்டி வரும்போதும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழே புல் டவுன் வந்து பண்ணிக்கிட்டே இருந்துச்சு கீழே தள்ளி விட்டுட்டே இருந்துச்சு இல்லை செல்லிங் நடந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் சொல்லலாம் பட் நமக்கு மார்க்கெட்னுடைய ஸ்ட்ராங்கான support thirty five six hundred ரேஞ்சில் இருந்துச்சு ஸோ தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரடில் தான் நமக்கு கரெக்டாக சிக்ஸ் நாட் த்ரீல பைக்கால் வந்தனால அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி கீழே வர முடியல ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட்லேயே தான் up and down up and down ஒரு டென் டென் பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் ரொட்டேட் ஆகிட்டே இருந்துச்சு கரெக்டாக ஒரு லெவன் தேர்ட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆனது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கேண்டில் சிக்ஸ் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா பையிங் ரேஞ்சிலேருந்து டார்கெட் வரைக்கும் ரைஸ் ஆகி டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் நமக்கு ஃபியூச்சரில் ஜென்ரேட் ஆன பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா bank Nifty thirty five thousand five hundred call option இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆக போகிற ஆப்ஷன் ஸோ மந்த் அண்ட் இன்றைக்கி தான் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெரி ஆகுது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒன் எயிட்டி எயிட்டில் பைக்கால் வந்திருக்கு ஒன் எயிட்டி எயிட்டில் பைக்கால் வந்தது பார்த்திங்க அப்படின்னா டூ எயிட்டி வரைக்கும் நமக்கு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷனில் அப்ளை பண்ணியும் பண்ணலாம் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மணி ஆப்ஷன் தான் நாங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறோம் ஸோ இந்த மணி ஆப்ஷன் தான் கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும் ஃபியூச்சர் அளவுக்கு அதுக்காண்டி தான் இதே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி option out of the money அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் வர கால்ஸை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவுட் ஆஃப் த மணியில் ட்ரேட் பண்ணியும் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ